நூறு பேர் வேடிக்கை பார்த்தார்கள் அதில் யாராவது வந்திருந்தால் என் கணவர் உயிருடன் இருந்திருப்பார் எவ்வளவோ கெஞ்சி போராடியும் என் கண்முன்னாலேயே என் கணவரை கொன்று விட்டார்கள் என்னை திருமணம் செய்து கொண்டால் உன்னை கொன்று விடுவார்கள் என்று சொன்னேன் ஆனால் நான் பயந்தது போலவே நடந்துவிட்டது என்று இளம்பெண் ஆசின் சுல்தானா கண்ணீருடன் தெரிவிக்கும் காட்சிகள் அனைவருக்கும் கண்ணீரை வரவழைக்கின்றன தெலுங்கானா மாநிலத்தில் செகந்தராபாத் பகுதியில் பில்லாபுரம் வசித்து வருபவர் நாகராஜ் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த இவர் ஹைதராபாத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த சையது ஆசின் சுல்தானா என்கிற இஸ்லாமிய பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார் இரு வீட்டாராம் இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார்கள் குறிப்பாக பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் எதிர்ப்பை மீறி இருவரும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் பின்னர் சம்பவத்தன்று இரவு தனது மனைவியுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்திருக்கிறார் நாகராஜ் அப்போது சுல்தானாவின் சகோதரர் அவரது நண்பர் ஆகியோர் நாகராஜின் பைக்கை வழிமுறைத்து வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானோர் அந்த சாலையில் செல்வோர் வேடிக்கை பார்த்து நின்றும் ஒருவர் கூட உதவ முன் வரவில்லை இந்த படுகொலை சம்பவத்தை சிலர் செல்போனில் வீடியோவாக எடுத்து வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது தனது காதல் கணவரை தாக்கும்போது சகோதரர்கள் காலில் விழுந்து விடுமாறு கெஞ்சுகிறார் கதறுகிறார் சுல்தானா ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்காமல் அவரை பிடித்து தள்ளிவிட்டு நாகராஜனை கொலை செய்திருக்கிறார் இந்த நிலையில் இது குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசியிருக்கும் சுல்தானா என்னை திருமணம் செய்து கொண்டால உன்னை கொன்று விடுவார்கள் என்று நான் நாகராஜனிடம் சொல்லிப் பார்த்தேன் ஆனால் அதற்கு அவர் வாழ்ந்தாலும் உன்னோடுதான் இறந்தாலும் உன்னோடுதான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டார்